வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போவது உண்டு சிம்ம ராசிக்கான நவம்பர் மாத பயிற்சி பலன்கள் சரிங்களா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒவ்வொரு ராசியிலையும் பல கோடி பேர் புரண்டிருப்பாங்க பல லட்சம் ஜாதகங்கள் இருக்கும் அதில் எல்லாருக்குமே ஒரே ராசி பலன்கள் பொருண்டுமா அப்படின்னாங்க பொருண்டாரு உங்களுக்கென்று தனித்தன்மையான உங்கள் சுய ஜாதகம் இருக்குங்க அதை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான தொழில்கள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைங்க இது எல்லாமே ஒரே கிரகங்கள் பொதுவாக இருக்கிற கிரகங்கள் எல்லாருக்கும் கட்டுப்படுத்தணும்னா படுத்தாது சரிங்களா கட்டுப்படுத்தாது அதுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகம் பார்த்தோன்னா துல்லிய பலன்கள் தெரியும் அப்புறம் ஏங்க நீங்கள் பொறுப்பலன்னு சொல்கிறீங்க அது அவசியமே இல்லையே அதாவது சில பேருக்கு வந்துட்டு அவர்களுக்கு ஜாதகம் இருக்காது இல்லை ஜாதகம் பார்க்க தெரியாது ராசி மட்டும்தான் தெரியும் அப்படி இருப்பவர்களுக்கு ஆனால் அதுவுமே புத்தி என்னன்னு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தால் ஓகே கொஞ்சம் எல்லாராலையுமே ஜாதகம் பார்க்க முடியாது ஜோசியர்கிட்ட போயிட்டு சில பேர் பார்க்க முடியாது அவங்களாம் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பொருட்கள் கேட்டுட்டு ஓகே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய செய்வதை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டம் நல்லது புதுசாக நிறைய பேர் வந்துட்டு வீடு வாங்கணும் ஏதாவது தொழிலில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நல்ல நேரம் பார்த்து கண்டிப்பாக ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு இது வந்து உதவியாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்ம லக்கணக்காரர்களுக்கு வந்து என்ன தசாபுத்தி நடக்குது என்ன லக்கணம் உங்கள் லக்கணம் கரெக்டாக மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா எப்பயுமே வந்து ஆளுமை குணம் உள்ளவர்கள் அடுத்தவங்களை வந்து எளிதாக வேலை வாங்கிடுவாங்க ஒருத்தரை வந்து கட்டுப்படுத்தணும்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுலபம் நாலஞ்சு பேர் பத்து பேர் வந்து இவங்க வேலை செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு அவங்கள ஈஸியாக வேலை வாங்கிடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி குணம் உள்ளவங்க ஆனால் உதவின்னு வந்துட்டா இப்படி சிம்ம ராசிக்காரங்களாம் கோவப்படுவாங்க அப்படின்னு தான் கேள்வி அப்படிலாம் கிடையாது அவங்க அவங்கள மாதிரி உதவி செய்வது ஆளே கிடையாது அப்படி விழுந்து விழுந்து உதவி செய்வாங்க பாசம் வச்சுட்டிங்க அன்பு வச்சுட்டிங்க டக்கு டக்குன்னு உதவி செய்வாங்க கோவம் ஒன்று வச்சு சும்மா எடுத்தறிஞ்சு வீசி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க அந்த மாதிரி ஆனால் மதிப்போடு நியாயமாக நடந்துக்கணும் அப்படி நடந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ராகு டச ராகு புத்திங்க ராகு டச ராகு புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ புதுசாக தொழிலில் வந்துட்டு பல விதமான மாற்றங்களில் கொண்டுட்டு வந்துருப்பாங்க இந்த அநேகமாக வந்து தொழில் இப்படி ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாகி இருக்கணும் ஏன்னா ராசிக்கு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்க ராகு சஞ்சரிக்கிறனால என்ன ஆகும்னா தொழிலில் சில புதுமைகள் வரும் ஆனால் சிறு பிரச்சனைகள் ஒரு ஏதாவது புதுசாக செஞ்ச பிரச்சனை வரதானு செய்யும் அதெல்லாம் வந்து ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு ஒன்றுமே இருக்காது ஆறாம் இடத்துலேருந்து குரு இருந்து ஐந்தாம் பறவையாக பார்க்க போகிறாரு நல்ல வளர்ச்சி தொழில் ரீதியாக உங்களுக்கு வளரும் காலகட்டம் தான் இது தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் முக்கியமாக நவம்பர் கடைசி பகுதியில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது அடுத்து வந்து சுக்கரடச சுக்கர பக்தி சரிங்களா அதாவது உங்கள் முயற்சி தொழில் சம்பந்தம் தொழில் தொழில்னே வரீங்க என்னங்க இது சிம்ம ரசிகரங்களுக்கு அவ்வளோ தொழில் நல்லா இருக்க லக்கணங்களுக்கு ஆமாங்க இந்த காலகட்டங்கள் நன்றாகவே இருக்கிறது நீங்கள் முயற்சி செய்யலாம் முயற்சி செய்ய வேண்டும் இந்த மாத இறுதியிலிருந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது சுக்கிரனும் ஆட்சி ஆகுறாரு புதனும் மூன்றாம் இடத்துலேருந்து பலமாக வர்றாரு நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய நண்பர்களோடு ஒன்றா சேர்ந்து பண்ணலாம் நெருங்கிய நண்பர்களோட ஹெல்ப்போடு சேர்ந்து பண்ணலாம் அது எல்லாமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வெற்றி படிக்கட்டுக்கு ஒரு ஆரம்பமான காலகட்டமாக இருக்கும் நவம்பர் மாதம் இறுதிங்கிறது சரிங்களா முக்கியமாக நீங்கள் தகவல் தொழில்நுட்பம் இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஆன்லைன் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்போல்லாம் நீங்கள் தொடர்றீங்களோ இன்னுமே புகழ் ஏற்படும் இன்னுமே பணப்புழக்கம் என்பது அதிகரிக்கும் அதாவது வாழ்க்கை துணையோட பங்குங்கிறது வந்து உங்கள் லக்கண ராசிக்கர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது தேவையானது அப்படி இருக்கும் பொழுது வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு உயர்வுங்கிறது எளிதில் கிடைக்கும் அடுத்தது வந்து சூரிய தச சூரிய புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து அரசு சம்மந்தப்பட்ட பணிக்கெல்லாம் தொடர்பு பண்ணுறீங்க ஹெல்ப் பண்ணுற ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக கிடைக்கும் இந்த காலகட்டங்கள் நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க சரிங்களா அடுத்தது வந்து கேரு ட்ரெஸ்ஸு கேரு புத்தி என்னங்க வீடு வாங்கணும்னு நினச்சேன் வண்டி வாங்கணும்னு நினச்சேன் ஒரு இதெல்லாம் பண்ண முடியாமல் இருக்குது ரொம்ப இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்குது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அது இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் மூ கிடக்கட்டும் ஒரு நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது ஏன்னா குரு ஆறாம் இடத்துக்கு போயிட்டு தொழில் அதிகரித்தா தாராளமாக மற்ற எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வந்து குறைஞ்சிடும் சரிங்களா அதுதானே முக்கியம் அது அது அது நல்லா வந்தாலே மற்ற எல்லா பிரச்சனையும் வந்து உங்களுக்கு தீர்ந்த மாதிரி ஆறாம் இடத்துல குரு சனி சந்திரன் அதாவது அண்ட காலகட்டங்களில் மூன்று கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கீங்க என்ன பண்ணுறது கடன்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் எல்லாமே கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் ஆனால் அது திருப்பி கொடுக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு வாங்குங்க ஏன்னா எளிதில் கிடைச்சிடும் அந்த வேலைக்குன்னு நீங்கள் வந்து ஒரு கடன் கேட்கும்போது லோன் அப்ளை பண்ணும்போது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது குரு டசை குரு புத்தி சனி டசை சனி புத்தி என்னங்க குரு நீசமாக இருக்குது ஆறாம் இடத்துல அத்தனை கிரகங்கள் இருக்குது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா கிரகமும் பங்கு ராஜயோகமாகிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கடன் நீங்கள் கொடுக்கவும் கொடுக்கலாம் வட்டியும் கொடுக்கலாம் ரெண்டுமே சாதகமாக இந்த காலகட்டங்கள் அடுத்த ரெண்டு செவ்வாய் டசு செவ்வாய் புத்தி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க பணம் யாரிடமும் கடன் வாங்கி விடாதீர்கள் கிடைப்பதுமே கடினம் சரிங்களா ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கிற தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் பண்ண வேணாம் ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இல்லை முக்கியமாக நவம்பர் மாதத்துக்கு சாதகமாக இல்லை சரிங்களா டிசம்பர் மாதத்துக்கு ஒரு பயிற்சியாகவும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகம்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்